தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தலைப்பு பலம் எப்படி வேலை தேடி சென்ற ஒருவன் ஒரு முதலாளியிடம் போய் என் திறமைக்கு தக்கதாக ஒரு வேலை தாருங்கள் என்றானாம் இன்னொருவன் அந்த முதலாளியிடம் போய் எனக்கு ஒரு வேலை தாருங்கள் அதற்கேற்றபடியாக என்னை நான் திறமையாக்கிக் கொள்கின்றேன் என்றானாம் ஆம் என்னால் இயன்றதை செய்கின்றேன் என்று கூறுகிறவர்களும் உண்டு எதை செய்ய வேண்டுமோ அதற்கேற்றபடி என்னை இயன்றவன் ஆக்கிக் கொள்கின்றேன் என்று கூறுகின்றவர்களும் உண்டு சில நேரங்களில் நம்மிடம் நாம் காணும் ஆற்றல் அறிவு புத்தி விசுவாசம் திறமை போன்றவை நமக்கு முன்னால் உள்ள வாள்களை சந்திக்க போதுமானவை அல்ல அதே வேளையில் இவை பலனுக்கு மிஞ்சியவை என்று கூறி விலகி போவதும் நல்லதல்ல சில நேரம் ஆற்றலை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ சிலனாகிய பவுல் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்றான் சோதனைகள் பெரிய அளவில் வந்தாலும் தேவ கிருபையை அதிகமாக தேடி அவற்றை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் நெகேமியா எர்சலேம் மதிர் சுவர்களை கட்ட சென்றபோது அது அவனுடைய பலத்திற்கு மிஞ்சின விஷயமாய் இருந்ததை கண்டான் ஆயினும் அவன் பின்வாங்கவில்லை அதற்கு பதிலாக ஜபத்தின் வாயிலாகவும் விசுவாசத்தின் வாயிலாகவும் விசேஷ கிருபைகளை தேடிக்கொண்டான் எனவே கடுமையான போராட்டங்களின் நடுவிலும் தேவ வலிமையை பெற்று தான் தெரிந்து கொண்ட பங்கினை சிறப்பாக செய்து முடித்தான் சிந்தனைக்கு பரீட்சைகள் உன்னை அழித்து விடாது ஆனால் உன்னை யார் என்று அடையாளம் காண்பித்துவிடும் தியான பகுதி ரெண்டு கொருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை ஆமேன் Thank you.